ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலை பார்த்தா மட்டும் பார்த்தாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இன்னைக்கு எந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க ஸோ உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெல் மாதிரி ஒரு குட்டி ஐக்கான் இருக்கும் அதை கிளிங்கன்னு அப்படியே டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சூப்பர்வான வீடியோஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும் ஸோ மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் டெரா வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செண்பகம் செண்பகத்துக்கு வயசு முப்பது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது செண்பகம் எங்கள் கூடிய தான் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க சிஸ்டம்லாம் கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு நாள் ஷண்பத்துக்கு ரொம்ப மைண்டு கன்ஃபியூஷனாக இருந்தது வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்போது ஆஃபீஸில் ஒர்க்கெலாம் சரியாகவே பண்ண காணும் மேனேஜரும் கூப்பிட்டு சத்தம் போட ஆரம்பித்தார் என்னம்மா நீ நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்திருக்கு நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கியே ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு ஷண்பகத்தை சத்தம் போட்ட உடனே ஷண்பகம் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க ஒரே ஆஃபீஸ் ஸ்டாப் பண்ணுறதால நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் நான் போயிட்டு ஷண்பத்தை கேட்டேன் என்னாச்சுக்கா என்ன ப்ராப்ளம் ஏன் அப்படின்னு இல்லை எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் ரொம்ப வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்குது அவர் எதுவுமே கேட்க மாட்டுறாரு அவங்க அம்மாக்கே சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒன்று சொன்னேன் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் மாமியார் மருமகளுக்கு சண்டை வரதான் செய்யும் என்ன பண்ண முடியும் எல்லாருமே லைஃப்பை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போவாங்க அப்படின்னு அதுக்கு ஷண்பகம் சொன்னான் வெளியேருந்து சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அட்வைஸு ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் அப்படின்னா இப்படி கொஞ்ச நாள் அப்படியே போச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஷண்பகத்துக்கும் சண்டை ரொம்ப ஜாஸ்தியாகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ஷண்பகம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்பயும் ஷெண்பகம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தான் இருந்தாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃபு அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை நம்மக்கிட்ட அன்பாக பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை சொல்லிட்டு எதிர்பார்க்கும் மனசு அப்படி சண்முகத்துக்கும் அந்த மாதிரி மனசு இருந்ததால என் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேச ஆரம்பிச்சுட்டு ஃபோன் நம்பர்லாம் ரெண்டு பேரும் வாங்கிட்டோம் தினமும் நானும் செண்பகமும் ஆஃபீஸ்லேயும் பேசுவோம் ஃபோன்லேயும் பேசுவோம் இப்படி பேசும்போது செண்பகம் அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா உனக்கு வெறும் வேறு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட்டு லைஃப் தான் சரியாக கிடைக்கல செகண்ட் லைஃபாவது நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனில் செண்பகம் கிட்ட க்ளோஸாக பேசும்போது வீட்டில் இப்படி சொல்கிறாங்க வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அவருக்கு டிவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நானும் சொன்னேன் சரிக்கா நல்ல விஷயந்தான் அப்படின்னு டிவர்ஸும் ஆயிடுச்சு ஆனதும் செண்பகம் ஆஸ் யூஷுவலாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க்காக அதிகமாக இருந்தது ஆடிட்டிங் வேறு போயிருந்தது அந்த சமயத்தில் ஆஃபீஸ் விட்டு போகிறதுக்கு எட்டு மணி ஆயிடுச்சு உடனே ஷண்பகம் சொன்னான் டைம் ரொம்ப எக்ஸஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமான்னு சரிக்கா ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷண்பகம் ஷண்பகம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனதும் வீடு லாக்கில் தான் இருந்தது என்னக்கா அப்பா அம்மாலாம் இல்லையான்னு இல்லை அவங்கலாம் வீட்டில் ஊரில் கோயில் திருவிழா அதனால் போயிருக்காங்க அதனால் வீட்டில் யாரும் இல்லைன்னு சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டில் எதுவும் சாப்பிடாம போனால் எப்படி வா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனேன் போனதும் செண்பகம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு காஃபி போட்டுட்டு இருந்தாங்க அவங்க வீடெல்லாம் பார்த்தேன் வீடெல்லாம் நல்லா தான் இருந்தது நான் சொன்னேன் அக்கா நீங்கள் பார்க்கவும் நல்லா தான் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியும் நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு லைஃப் ஏன் எப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் தலையெழுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சரிக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு ஆ சரிப்பா அப்படின்னாங்க நானும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் செண்பகத்துக்கு நைட்டில் மெசேஜ் போட்டுட்டு இருந்தேன் சரிக்கா ரொம்ப லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணாத எல்லாம் போக போக சரியாயிடுன்னு அப்போ சண்முகம் சொன்னான் ஒரு பொண்ணு எதிர்பார்க்கறது கூட கிடைக்காம இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு எனக்கா எதிர்பார்த்தீங்க என்ன கிடைக்காம போயிடுச்சுன்னு ஆமாம் கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கணும் தானே லைஃப் போகிறதுக்கு ஆனால் எனக்கு அந்த சந்தோஷமே கிடையாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க அதான் வீட்டில் வேற ஒரு கல்யாணம் பண்ணுறேன்னாங்களே அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இருந்தாலும் அந்தந்த தேவைகள் அப்பப்போ தேவைப்படுதுன்னாங்க நான் ஒன்றே சொன்னேன் சரி வேணா நான் வேணா வீட்டுக்கு வரட்டமாக்கா அப்படின்னேன் ஏன் அப்படின்னாங்க இல்லை நீ தான் ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சரி வா அப்படின்னாங்க வீட்டுக்கு போனேன் ஷண்முகம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாங்க நான் கேட்டேன் என்னக்கா அப்படின்னு ஆமாம் நீ தான் வரேன்னு சொன்னலன்னு அக்கா என்ன நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாமான்னு கேட்டேன் ஒன்று ஷண்முகம் ஆமாம் அதுக்கு தான் வர சொன்னேன் ஏன்னா நான் அவரையே நம்பியிருந்தா எனக்கு லைஃப் ஃபுல்லாக கஷ்டம்தான் கிடைச்சிது நான் இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை நானே பார்த்துக்குவேன் எனக்கு தேவை சந்தோஷம்தானதும் நானும் செண்பகமும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும்போது செண்பகம் என்னை கேட்டால் அவர் சரியாகவே வேலை செய்யறதில்ல தெரியுமா எல்லா வேலையும் பாதி பாதி தான் செய்வார் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தெரியுமான்னாங்க அப்போ ஒன்று நான் சொன்னேன் என்னக்கா இப்போ நான் என்ன ரொம்ப முழுமையாக வேலை செய்யணுமா நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும்போது ஷெண்பவன் கேட்டா எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களேன்னு ஆமாக்கா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிறப்பு உறுப்பை சுவைக்க ஆரம்பித்தேன் பிறப்பு உறுப்பை சுவைக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏற்படும் சில ஆண்களுக்கு தெரியாது எந்த மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரொம்ப தயங்குவாங்க இந்த மாதிரி பண்ணால் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி நேரத்தில் எந்த மைண்ட் செட்லேயும் நம்ம எதுவும் நினச்சிக்கூடாது அவங்களுக்கு சந்தோஷம் தரணும்னு சொல்லிட்டு அந்த முழுமையான எண்ணத்தோடு மட்டும்தான் நம்ம செயல்படணும் பிறப்பு உறுப்பு அதுக்கப்புறம் மார்பகம் எல்லாத்தையும் நம்ம சுவைக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களும் நம்மளை கேட்பாங்க என்ன நான் உனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் சந்தோஷம்னு சொல்லிட்டு பொதுவாகவே பெண்களுக்கு கடபாரம்னா ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அந்த கெடபாரத்தை எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்குவாங்க நம்மளே கேட்க ஆரம்பிக்கணும் உனக்கு கெடபாரைய பிடிக்குமா ஆழம் பார்க்கலாமா அந்த மாதிரி நம்ம வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வரும் பரவாயில்ல வெளிப்படையாக பேசுகிறாங்க நம்ம வெளிப்படையாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்களும் அவங்களும் பேசினா மட்டும்தான் ஆழத்தை கரெக்டாக பார்க்க முடியும் நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் உங்களுக்கு ஐஸ்கிரீமு சாக்லேட்டு இதெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டேன் ரொம்பவே பிடிக்கானதும் பிறப்புறுப்பில் ஐஸ்கிரீம் போட்டு சுவைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மார்பங்களுக்கும் ஐஸ்கிரீம் போட்டு சுவைக்க ஆரம்பித்தேன் அவங்க ஒன்றே கேட்டாங்க நீ மட்டும் ஐஸ்கிரீமு சாக்லேட்லாம் வச்சு சுவைக்கிறியே அப்போ நான் பண்ணக்கூடாதுன்னு அக்கா என்னக்கா நான் பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லைன்னதும் அவங்களும் அதே மாதிரி சுவைக்க ஆரம்பித்தாங்க பொதுவாகவே லைஃப்பில் சந்தோஷன்றது லைஃப்பில் எல்லாருக்குமே முக்கியமான தேவை அது யார்கிட்ட கிடைக்குதோ நம்ம அவங்கக்கிட்ட தான் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும் ஏன்னா நம்ம நினைப்போம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் லைஃப்லாம் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது தான் அவங்க மனசில் இருக்கிறதும் சொல்ல ஆரம்பிப்பாங்க நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா லைஃப்பில் நம்மளை விட சந்தோஷமான ஆளுங்க யாருமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்